அதாவது கடன்னா என்னங்க இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பணம் சார்ந்த பிரச்சனை அதுதான் கடன் சில பேரால் வந்து சம்பாதிக்க இயலாமல் கடன் வருது சில பேர் சம்பாதிச்சு சேமிக்காமல் இருக்கிறனால கடன் வருது சில பேர் வந்து அதை சரியாக பராமரிக்கிறதுனால கடன் வருது அப்படின்னா இந்த கடன் உருவாகிறதுக்கான காரணம் என்னங்க ஜோரிடத்தில் வந்து ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் பாவம் வந்து கடன் நோயை குறிக்கும் பாவம் செப்பினா ஆண்டு வந்து அது கடனை குறிக்கும் பாவம் மட்டுமே கிடையாது அந்த கடன்கிற பாவத்தை எந்த பாவம் ஆண்டு குறிக்கிறோ அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பிராராத கர்மா இந்த பிராராத கர்மா நீங்கள் முற்பிறவியில் செய்கிற வினை நல்வினையோ தீவினையோ அனைத்தும் சேர்ந்த கூட்டாக வருவது இந்த ஆறாம் பாவம் அப்படின்னா இந்த பிறவி எடுத்துட்டீங்க இன்னும் ஆறாம் பாவம் எல்லாருக்குமே செயல்பட்டு தீருங்க அப் முற்பிறவியிலிருந்து தான் இந்த பிறவி வரும்னா அப்படின்னா ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் செயல்படாமல் இருக்கும் ஒரு உடம்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நோய் வண்டே தீரணும் வரணும் அப்போ தான் அது வந்துட்டு நல்ல நிலையில் இருக்குது வந்துட்டு குணமானாதான் அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்ச நல்வினையோ தீவனையோ அது அனுபவிக்கிறதுக்கு ஆறாம் பாவம் வேணும் ஆறாம் பாவம்னா என்னங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் ஆறாம் பாவம் தான் உங்கள் உடல் உழைப்பும் ஆறாம் பாவம் தான் இந்த தொழிலிருந்து கடனும் வரலாம் வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம் ஏதோ ஒரு வழியில் வந்து இந்த ஆறாம் பாவம் எல்லோருக்குமே இயங்கி கொண்டே இருக்குது சில பேருக்கு வந்து பலவீனமாக இருக்குது சில பேருக்கு பலமாக இருக்குது அதனால் நன்மையும் தீமையும் ஒரு பலம் பலவீனம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு இந்த பிறவையில் இயங்குறதுக்கு ஆறாம் பாவம் அவசியம் தேவை அப்படின்னா கடன் அவசியம் தேவைன்னு நான் சொல்ல வரல அந்த முற்பிறவி பயனை கர்மவினையை நம்ம இந்த பிறவையில் கழிக்கிறதுக்குன்னா நம்ம பிறண்டிருக்கோம் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வண்டே தீரும் அப்படி தான் ஆறாம் பாவமே தடுக்க பரிகாரம் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க அது எந்த வழியில் வந்து வந்து தடுக்கலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்கிற போகிறோம் இப்போ ஆறாம் பாவம் என்பது என்ன காலபுருஷனுக்கு கன்னி இந்த கன்னி என்ற ராசியில் பாருங்கள் புதன் உச்சமாகுது சுக்கிரன் நீச்சம் நீசமாகுது அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதி நீங்கள் பணம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆறுல நீசம் மாறாது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து கடன்லேயே போகுதுங்க கடனை இதெல்லாம் சேமிக்க முடியல இது ஆறாம் பாவம் சொல்லும் தத்துவம் சரிங்க இந்த சுக்கரனை உச்சப்படுத்தணும் உச்சமாக்கணும் அது எப்படிங்க பண்ணுறது அந்த சுக்கரன் எங்கே உச்சமாகுதோ அந்த பாவம் எந்த பாவம் சம்மந்தப்பட்டதோ உங்கள் உங்கள் சுயஜாதகத்துக்கு நான் பொதுவாக வேறு மாதிரி போடணும் இல்லைனாலும் நான் பொது பதம் தான் இங்கே சொல்ல முடியும் சரிங்களா மேஷ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்துட்டு சுக்கரன் உச்சமாகிறார் அதில் நல்லா புரிஞ்சுங்க நீர் ராசியில் மீனம் என்னும் ராசியில் வந்துட்டு குருவோட வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறார் புரன் நீசமாகிறார் அப்படின்னா பனிரெண்டாம் பாவம் என்பது என்ன ஒரு மருத்துவ செலவை குறிப்பது அயல்நாட்டு பிரயாணம் ஒரு மோட்சத்தை குறிக்கும் பாவம் அதாவது ஆன்மீக பிரயாணம் பண்ணுறதுக்கு இல்லை ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களுக்கு ஒரு பணத்தை நீங்கள் செலவழிப்பது பணத்தை செலவழிப்பதும் அங்கே புதன் உச்சமாகுது சரிங்களா அது இல்லாமல் அறிவு அதன் சார்ந்த விஷயங்களுக்கு அறிவை மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பகிர்ந்து கொள்ளணும் உங்கள் அறிவை நீங்கள் வந்து நீசமாக்கி வந்து பணத்தை நீங்கள் அதிகரிக்கலாம் இல்லைனா பணத்தை செலவு பண்ணியும் உங்களை சுக்கிரனை நீங்கள் உச்சமாக்கலாம் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்து உதவுதல் பணம் மட்டுமே நீங்கள் ஒன்று பணம் கொடுக்கலாம் இல்லைனா உங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம் இருப்பதை கொடுக்க வேண்டும் சரிங்க கடன் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இது வந்து ஒரு தத்துவம் ஆறாம் பாவம் சொல்லும் தத்துவம் ஒரு விஷயம் உங்களுக்கு நீசமாகுது ஆறாம் மனிதமாக எப்படி அதிகரிக்குது ஏங்க இப்போ எனக்கு இத்தனை கோடி கடன் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் உடனே தீர்ந்துடுமா தீராது அப்புறம் எதுக்கு இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க கட்டுப்படுத்தும் ஆறாம் பாவத்தின் உங்கள் கர்ம வினையை இது கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் அது எப்படி கட்டுப்படுத்தும் எங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு இருக்குது அதுதான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு கிரகங்களின் கட்டுப்பாடுனா ஒரு ஒரே நாளில் நாளைக்கே போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு அடுத்த நாளே அந்த கிரகத்தை வந்து சிமெண்ட்டு போட்டு ஸ்டாப் பண்ணுறது கிடையாதுங்க எல்லாருமே அப்படின்னா நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மனநிலையிலேருந்து அதனால் மாற்றம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள்கிட்ட நான் பேச போகிற பல பேர்கிட்ட நான் பேசும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடல் சில சில விஷயங்களை மாற்ற முடியும் நம்பிக்கை சில விஷயங்களை மாற்ற இயலாது அப்படின்னா ரெண்டு பேர் எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து கேட்டுக்கிறது பரிகாரம் சொல்லுங்கள் நான் கேட்டு செஞ்சுக்கிறேன் அது நடக்காதுன்னு எனக்கே தெரியும் சில சில விஷயங்கள் நடக்காது சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது நீங்கள் எந்த அளவுக்கு அது செய்கிறீங்க சரிங்களா நீங்கள் மேம்போக்காக செஞ்சீங்கன்னா யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் இது உணவு சார்ந்த பரிகாரங்கள் இதையும் எதுக்கு சொல்லப்படுது இது வந்து ஒரு நல்ல கர்மா ஒரு யாருமே ஒரு உணவே இல்லாதவங்களுக்கு நீங்கள் உணவு நீர் இல்லைன்னா வீட்டில் சமைச்சு போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க மனதாரம் வந்து உங்களை வாழ்த்துவாங்க மனதளவில் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்க மனதில் உங்கள் உருவமோ நீங்கள் செய்கிற கர்மமோ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு டக்குன்னு இருந்தது அது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் ஆரம் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஆரா வந்து எந்த ஒரு பிளானட்டுமே இன்ஃப்ளூயன்ஸோட பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகும் அந்த தாக்கம் வந்து குறையும் இல்லாமே இருக்காது இதை வந்து அதாவது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர நல்ல கர்மா உங்களை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் நிச்சயமாக உங்களை அடுத்த தலைமுறையை காப்பாற்றியே தீரும் அது உங்கள் அது அவங்க ஜாதகத்திலேயே வெளிப்படையாக தெரியும் சரிங்களா இதுதான் ஆகாமைய கர்மான்னு சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் தான் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் அடுத்த வரும் சந்ததி உங்கள் பே பேரன் எப்படி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னும் சில இன்னும் சில பேர் கூட சொல்லலாம் ஏங்க நான் உணவு சார்ந்த தொழில் தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கும் அப்படியே தான் நிறைய அப்போனா நான் பரிகாரம் பண்ண மாதிரி இல்லையா தொழில் என்பது வேறு சேவை மனப்பான்மையுடன் செய்வது என்பது வேறு சரிங்களாங்க அது பரிகாரம் என்ற பரிகாரம்னு ஒன்று நீங்கள் வந்து ஒருத்தட்ட கொடுத்து வாங்குறதுக்குமே பரிகாரம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு நல்வினை ஆறாம் பாவத்தை காக்கும் ஒரு நல்வினையை நீங்கள் விதைக்கிறீங்க ஒருவரின் கர்மாவை ஒரு உணவு கொடுக்கறதுனால வந்து அந்த நேரத்துக்கான ஒரு பசியை நீங்கள் தீர்க்குறீங்க கல்விக்கான அது ஒரு வகையான கர்மம் அது ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்துது மேம்படுத்துது அது மட்டுமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதில் நீங்கள் எப்படி நீங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மட்டும் ஒரு நல்ல கர்மாவை நீங்கள் செயல்பட்டு மாற்றி அமைக்கிறீர்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு விதி இருக்குது இதெல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்துட்டு செய்யும் பொழுது உங்களோட வளம் மட்டும் மேம்படும் அதை நீங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஆறாம் பாவம் ஒரு பிராராப்த கர்மா கடன் வழி கர்மாவை ஒரு ப ஒரு கர்மாவை எப்படி நிவர்த்தி செய்வது இது ஒரு விதி இது வந்து ஒரு மேலோட்டமான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்க இதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி ஓம் சிவம்